ஐயோ அம்மா ஐயோ லேடி பாகா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பிசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு disturbance best friend you never know your best என்ன சின்ன பழக்கமா இருக்கு ராஸ்கல் யாருக்கு இருந்து விளையாட்டு காட்டிக்கிட்டீங்க பத்து பைசா கிட்ட போடா ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிக்கிற வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் You are my best friend. My only செத்த best பருவலாம் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பண்ணி சொல்லலாம் happy என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் அவையா தவறு இருக்கு பேசப்படாது இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect, okay? Right. huh? தேவையில்லான்னு தேவையில்லாதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற rascal You make me And guys are லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா your best friend. Please don't fool you. I fool the idiot the fool of the ass, ass, ass, ஐயோ கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் சோனமுத்தா சோனமுத்தா போச்சா மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா